இன்னைக்கு நம்ம பார்த்து பேசி சிரிக்கிற எல்லாருமே நாளைக்கு நிச்சயமாக உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது ஏன்னா நம்ம உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இருக்கிற வர மற்றவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நாமளும் சந்தோஷமாக இருப்போமே இதுக்கு நடுவில் தேவையில்லாமல் எதுக்கு இந்த கோவம் ஈகோ இதெல்லாம் சுமந்துட்டுருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும்